கொலை கடத்தல் கள்ளக்காதல் என ஒரு ரவுடியின் குடும்பமே கடலூரில் சின்னாபின்னமாகியுள்ளது கடலூர் திருப்பாதிரி புலியூர் குப்பங்குளத்தைச் சேர்ந்தவர் முருகன் மகன் கிருஷ்ணன் இவர் அப்பகுதியில் மிகப்பெரிய ரவுடி இவருடைய மனைவி காந்திமதி குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் அப்படியொரு அழகு இவர்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரவு கிருஷ்ணன் தனது கூட்டாளிகள் ஒன்பது பேருடன் சென்று சுப்புராயல நகர் பூந்தோட்ட சாலையைச் சேர்ந்த பிரபல ரவடி வேரா என்கிற வேராங்கன் என்பவரின் தலையை துண்டித்து கொலை செய்தார் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணன் உள்பட ஐந்து பேரை கெடிலம் பகுதியில் Puduppettai police sub inspector Deepan தலைமையிலான போலீசார் பிடித்தனர் பின்னர் கிருஷ்ணனை மட்டும் போலீசார் அழைத்துக் கொண்டு மற்ற குற்றவாளிகளை தேட சென்றனர் அப்போது சப்இன்ஸ்பெக்டர் தீபனின் கழுத்தை கிருஷ்ணன் அறுக்க முயன்றபோது அவர் தனது துப்பாக்கியால் கிருஷ்ணனை சுட்டார் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த வழக்கை தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் கிருஷ்ணனை போலீசார் என்ற ஒன்றரில் சுட்டுக் கொன்ற பிறகு அவரது நண்பரான குப்பங்குளத்தைச் சேர்ந்த வீரப்பன் மகன் அரவிந்த் என்பவருடன் காந்திமதிக்கு பழக்கம் ஏற்பட்டது கணவன் இறப்பதற்கு முன்பாகவே ஒரு கண் அரவிந்த் மீது விழுந்தது இதனால் இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்கிடையே கள்ளக்காதலாக மாறியது இதையடுத்து காந்திமதியை சந்திக்க அவரது வீட்டுக்கு அடிக்கடி அரவிந்த் வந்து சென்றதோடு இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்துள்ளனர் காந்திமதியின் உறவினர்களுக்கு இதுபற்றி தெரிந்ததும் கண்டித்துள்ளனர் மேலும் காந்திமதிக்கு வேறு ஒரு நபருடனும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனை அறிந்த அரவிந்தன் ஆத்திரமடைந்து எனக்கு கிடைக்காத நீ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று அவரை மிரட்டிச் சென்றதாக தெரிகிறது இதை காந்திமதி தனது உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார் இதை மனதில் வைத்துக்கொண்டு அரவிந்த் தனது நண்பர்களிடம் கூறியுள்ளார் அதன்படி சமூகத்தன்று இரவு காந்திமதியை கடைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி சுப்புராயல் நகர் சீனிவாசன் நகரில் இறக்கிவிடப்பட்டார் பின்னர் நான்கு பேரும் சேர்ந்து காந்திமதியை கத்தியால் வெட்டியும் குத்தியும் கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் இதில் அரவிந்த் மட்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் மற்ற மூன்று பேரும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர் பெண்ணை கொலை செய்த கள்ளக்காதலன் உள்பட நான்கு பேரையும் ஐந்து மணி நேரத்தில் பிடித்த திருப்பாதிரி புலியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கவிதா உள்ளிட்ட போலீசாரை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு சக்தி கணேசன் பாராட்டினார் கடலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த கொலை தொடர்பாக விசாரணை செய்ய இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இதுவரை இந்த கொலை தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதால் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்